இது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் கணேஷ்பூருங்கிற கிராமத்துல சஞ்சய்ங்கிற ஒரு ஆளு இருந்தாரு அவருக்கு ஒரு சின்ன கடை இருந்தது அதுல அவரு விதவிதமான வளையல்கள் எல்லாம் வித்தாரு சஞ்சய் தன்னோட மனைவி அப்புறம் பையன் சுந்தர் கூட வாழ்ந்து வந்தாரு சஞ்சயோட வீட்டு தோட்டத்துல ஒரு பப்பாளி மரம் இருந்துச்சு சில சமயங்கள்ல அவரு பப்பாளி பழங்களையும் விற்பாரு ஒரு நாள் சுந்தர் சஞ்சய் கிட்ட என்ன கேட்டான்னா அப்பா அப்பா எனக்கு ஒரு பப்பாளி பறிச்சு கொடுங்களேன் எனக்கு அதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குப்பா அட இல்லப்பா நான் அத மார்க்கெட்ல கொண்டு போய் வித்தனா நமக்கு பணம் கிடைக்கும்ல ஒருவேளை அத நாமளே சாப்பிட்டோம்னா பணம் எப்படி கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு சுந்தர் சொன்னத அலட்சியப்படுத்திட்டு போனாரு ஒரு நாள் அந்த கிராமத்துல இருக்கிறவரு ஒரு சேட் கிஷன்லால் வீட்டுல கல்யாணம் நடந்துச்சு அப்பதான் லாலோட மனைவி சுனிதா சஞ்சயோட கடைக்கு வந்த சஞ்சய் அண்ணன் வணக்கம் உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா நம்ம வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம் நான் உங்கள் கடையில் தான் எல்லாருக்காகவும் காப்பு வளையெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு யோசிச்சுட்ருக்கேன் ஆனால் பணம் அப்புறமா தான் கிடைக்கும் ஐயோ உங்கள் விருப்பம் போல செய்யுங்க சுனிதாம்மா நான் பணத்தை அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருந்த வளையல் காப்பு எல்லாத்தையும் சுனிதா கிட்ட கொடுத்தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரோட பையன் சுந்தரோட உடம்புக்கு ரொம்பவே முடியாம போச்சு அது மட்டும் இல்லாம அவர் கையில காசு எதுவுமே இல்ல அப்பதான் சஞ்சய் சுனிதாவை பார்க்க போனாரு எஜமானி அம்மா கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் நீங்க பணத்தை கொடுக்கவே இல்லையே சஞ்சய் என்ன இந்த கல்யாணத்துக்காக நம்ம கிட்ட இருந்த பணம் மொத்தமும் செலவாயிடுச்சுன்னு அதனால ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அம்மா உண்மையிலே இது ரொம்ப அநியாயம்மா என் பையனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு உடனே பணம் வேணும்மா சுனிதா அவர் பேச்ச கேட்கவே இல்ல அப்புறம் அவர் நின்றுட்டு இருக்கவே அவ கதவை மூடிட்டு போயிட்டா சஞ்சய் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போன போது சுந்தர் என்ன கேட்டான்னா அப்பா இன்றைக்கும் உங்களுக்கு பணம் கிடைக்கலையா சரிப்பா அதை விட்டுடுங்க எனக்கு பப்பாளி பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு இன்னைக்காவது அதை பறிச்சு கொடுக்க கூடாதா பையன் அப்படி கேட்டதுமே சஞ்சய் பப்பாளி மரத்துல இருந்து ஒரு பப்பாளிய பறிச்சான் அதை வெட்டி பார்த்தபோது பப்பாளி விதைகள் எல்லாமே தங்கத்துல இருந்துச்சு சஞ்சயும் சுந்தரும் அத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சுந்தர் பப்பாளி சாப்பிடுறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தான் அப்புறம் சஞ்சய் போய் அந்த தங்க விதைகளை வித்து பணத்தை கொண்டு வந்தான் அந்த விஷயம் மொத்த கிராமத்துக்கும் பரவிடுச்சு அப்புறம் ஜனங்க எல்லாரும் அந்த மாய தங்க பப்பாளி மரத்தை பாக்குறதுக்காக வந்துட்டாங்க அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு சஞ்சய் என்ன சொன்னார்னா சகோதரர்களே இந்த மரம் என்னோட வீட்டுல தான் இருக்கு ஆனா இதோட பழங்கள் நம்ம ஜனங்க எல்லாருக்குமே கிடைக்கணும் நீங்க எல்லாரும் ஒரு லைன்ல நில்லுங்க அப்படி சொல்லிட்டு சஞ்சய் எல்லா பப்பாளியையும் பறிச்சு அந்த தங்க விதைகளை மொத்த கிராமத்து ஜனங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தான் அன்னையிலிருந்து சஞ்சயும் அவரோட குடும்பமும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க சரக்பூருங்கிற கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ராகுல் அப்புறம் மேகலன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க ராகுலோட அப்பா லட்டா ஒரு பெரிய வட்டி கடைக்காரர் அவர் வட்டிக்கு பணத்தை கொடுத்து ஜனங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணுவாரு அப்புறம் ஏதாவது பொருளை அடகு வச்சாங்கன்னா பணத்தை கடனா கொடுப்பாரு ஒரு நாள் ராகுல் லட்டா கிட்ட என்ன சொன்னான்னா அப்பா அப்பா நீங்கள் எப்படியாவது எனக்கு ஒரு ஏரோப்ளேன் வாங்கி கொடுங்கப்பா எனக்கு பறக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சி போச்சு ஏரோப்ளேன் வாங்குறதுக்கு ஒரு கோடி ரூபாய் ஆகும் நான் அப்புறமா வாங்கி தரேன் இல்லைப்பா இல்லை எனக்கு ஏரோப்ளேன் கிடைக்கலன்னா அப்புறம் நான் வீட்டுக்கு மேலே போய் ஏறிப்பேன் அப்புறம் நான் சாப்பிட கூட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ராகுல் வீட்டு மாடிக்கு மேல ஏறிக்கிட்டான் அப்புறம் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சான் அப்பதான் அவனோட அம்மா சொன்னாங்க இங்க பாருப்பா கண்ணா சீக்கிரமா கீழே இறங்கி வா என்னங்க நீங்க இந்த மாதிரி பிடிவாதம் பண்ணீங்க அப்புறம் நம்ம ராகுல யாராலையும் காப்பாத்த முடியாது அப்பதான் லட்டா ராகுலுக்கு வாக்கு கொடுத்தாரு மேகலோட அப்பா ஒரு குயவன் அவர் விதவிதமான மண் பானைகள் பாத்திரங்களை எல்லாம் பண்ணுவாரு மேகலும் அவனோட அப்பாவை பார்த்து வேலைய ரொம்ப நல்லா கத்துக்கிட்டான் மேகலும் அதே போல விதவிதமான மண் பொம்மைகளை செய்ய ஆரம்பிச்சான் அவன் ஒரு நாள் மண் பைக் மேல அப்புறம் மறுநாள் மண்ணால செய்யப்பட்ட கார்ல ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சான் அத பார்த்துட்டு ராகுல் என்ன சொன்னான்னா அடேங்கப்பா மேகல் நீ பெரிய வேலைக்காரனா இருக்க மண்ணில் பைக் அப்புறம் கார் அப்புறம் ஜீப் செஞ்சு ஸ்கூலுக்கு கொண்டு வர நீ என்னப்பா பண்றது நான் என் அப்பா கிட்ட கொஞ்சம் வேலை கற்றுக்கிட்டேன் மறுநாள் மேகல் மண்ணில ஒரு ஏரோப்ளேனை செஞ்சு கிராமத்தையே சுத்தி வந்தான் எல்லாருமே அத ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க ராகுலோட அப்பா லட்டாவும் அத பார்த்துட்டாரு அப்புறம் நேரா ராகுலோட அப்பா மேகலோட அப்பா கிட்ட போனாரு என்னப்பா ராஜு என்ன விஷயம் ரெண்டு மாசமா எனக்கு வட்டியே கொடுக்கல என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை முதலாளி இப்பெல்லாம் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தான் போய்கிட்டு இருக்கு நான் உங்கள் கடனை ஒரே மொத்தமாக அடைச்சிடுறேனே அது எப்படிப்பா முடியும் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு உன் பையன் வச்சிருக்கானே ஒரு மண் ஏரோப்ளேன் அதை என்கிட்ட கொடுத்துரு என்னோட பணத்தை கொடுத்துட்டு உன்னோட ஏரோப்ளேனை வாங்கிக்க ஐயோ அப்படியெல்லாம் செய்யாதீங்க முதலாளி அதை என் பையனே ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சது அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அங்க நின்றுகிட்டு இருந்த மேகல் எதுவுமே சொல்லல லட்டா அப்படி சொல்லிட்டு அந்த மண் ஏரோப்ளேனை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு மேகுல் நீ ஏன்பா எதுவுமே சொல்லல ஐயோ அப்பா நீங்க வேணா பாருங்க லட்டா கூடிய சீக்கிரத்திலேயே அவர் செஞ்ச காரியத்துக்கு ரொம்ப வருத்தப்படுவாரு தன்னோட வீட்டுக்கு முன்னாடி ஏரோப்ளேனை பார்த்துட்டு ராகுலுக்கு ரொம்ப ஆயிடுச்சு லட்டா ஏரோப்ளைன்ல ராகுல உட்கார வச்சுக்கிட்டு கிராமத்தை சுத்தி பார்க்க போனாரு ஆனா கொஞ்சம் மேல போனதுமே ஏரோப்ளேன் கீழே விழ போச்சு கீழே இருந்து பார்த்த எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க அது போல லட்டாவும் ராகுலும் கிராமத்துல இருக்கிற குளத்துல விழுந்துட்டாங்க அவர் செஞ்ச வேலையை நினைச்சு லட்டா ரொம்ப வெக்கப்பட்டாரு அப்புறம் ராஜுவுக்கு கொடுத்த கடனையும் அவர் தள்ளுபடி செஞ்சாரு மாயப்பணம் கான்கிரீட் மிஷின் ஒரு நகரத்துல மிஷ்ராங்கிற பெயர் கொண்ட ஒரு பெரிய பில்டர் இருந்தாரு அவர்கிட்ட நிறைய ஆட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா மிஷ்ராஜி ரொம்ப கஞ்சத்தனமான இறக்கமே இல்லாத ஒரு ஆளு மிஸ்ராஜி கிட்ட கான்கிரீட் மிஷின் சப்ளை பண்ற ஒரு ஆள் இருந்தாரு அவர் பேர் சூரஜ் அவர் ஒரு இறக்கமான நல்ல மனுஷன் சூரஜ் கிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வாரு யாரு கஷ்டப்பட்டாலும் அவரால் பார்க்க முடியாது ஒரு நாள் சூரஜ் ஒரு பில்டிங் சைட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ சில ஆட்கள் வந்து அவருக்கு வணக்கம் சொல்லி போயிட்டாங்க அது எல்லாத்தையும் மிஸ்ராஜி பார்த்துட்டாரு அப்புறம் அவரு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கேட்டாருன்னா ஆமாப்பா சோட்டு என்னது இது எல்லாரும் வந்து சூரஜுக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நான் இந்த சிட்டிலேயே எல்லாரையும் விட பெரிய பணக்காரன் அப்புறம் பெரிய பில்டரும் கூட யாருமே என்ன வந்து வணங்க மாட்டேன்றாங்க முதலாளி ஐயா சூரஜ் ஒரு நல்ல மனுஷன் அவர் சம்பாதிக்கிற பணத்துல பாதி பங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாரு ஆனா நீங்க வலது கையால கூட மற்றவங்களுக்கு ஒரு ரூபாய் தானம் பண்ண மாட்டீங்க உங்களையெல்லாம் யார் வணங்குவாங்க அட போடா விளங்காதவன ஒரு நாள் மிஸ்ராஜி சைட்டுக்கு ஒரு சுவாமிஜி வந்தாரு அந்த இடத்துல சூரஜும் இருந்தாரு மிஸ்ராஜி சுவாமிஜிய பார்த்துட்டு இப்படி சொன்னாரு பாத்தீங்களா வந்துட்டாரு இன்னொரு மோசடி பாபா இவர் பெருசா என்ன அற்புதம் பண்றாருன்னு பாப்போம் எங்க இந்தியா வந்த நீ என்ன நீயும் இமயமலையில இருந்து வந்தியா அப்பதான் சூரஜ் அங்க வந்து வணக்கம் சுவாமிஜி நீங்க பாத யாத்திரை செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க வாங்க நீங்க என்னோட இடத்துக்கு வந்து நான் கொடுக்கறத வாங்கிக்கணும் அப்படி சொன்னதுமே சுவாமிஜி சூரஜ் கொடுத்த உணவை சாப்பிட்டு என்ன சொன்னாருன்னா சூரஜ் நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா உனக்கு ஏதாவது ஆபத்துனாலோ இல்ல ஏதாவது வேலைன்னாலோ என்ன நினைச்சுக்கோப்பா நான் உனக்கு நிச்சயமா உதவி பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு ஆனா மிஸ்ராஜி சூரஜையும் சுவாமிஜியையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் சூரஜோட மனைவிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு ஆனா அவர்கிட்ட அவரோட மனைவிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பணமே இல்ல அப்பதான் சூரஜ் சுவாமிஜிய நினைச்சுக்கிட்டாரு அவர் உடனே அந்த இடத்துல தோன்றினாரு சூரஜ் என்னால உன்னோட வேண்டுதலை புரிஞ்சுக்க முடியுதுப்பா நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கறேன் அதுக்கப்புறம் நீ எப்பெல்லாம் உன்னோட கான்கிரீட் மிஷினை கையால சுத்தி விடுறியோ அப்ப அதுல இருந்து பணமா கொட்டும் நீ அந்த பணத்தை உனக்காகவும் இந்த உலகத்துல இருக்கிற மத்த ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் பயன்படுத்திக்கோ நான் வாக்கு கொடுக்கறேன் சுவாமிஜி நான் அந்த பணத்தை ஏழை மக்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன் உடனே சூரஜ் வெளியே போய் அவங்க வீட்டு வாசல்ல இருந்த கான்கிரீட் மிஷினை கையால சுத்தி விட்டாரு அத பார்த்துக்கிட்டே போது அந்த மிஷின்ல இருந்து பணமா கொட்ட ஆரம்பிச்சது பணத்தை பார்த்ததும் சூரஜுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த பணத்தை வச்சு சூரஜ் தன்னோட மனைவிக்கு வைத்தியம் பார்த்தாரு அதுக்கப்புறம் சூரஜ் சுவாமிஜிக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றினாரு